வணக்கம் friends welcome back to Sappadu ready YouTube channel நம்ம இன்றைக்கி ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தோம்னா சில ஃப்ரூட்ஸை வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் கிரேப்ஸு ஆரஞ்சு மாதுளம்பழம் வாழைப்பழம் நம்ம வந்து கஸ்டர்ட் பவுடர் வெண்ணிலா ஃப்ளேவர் நம்ம வாங்கியிருக்கோம் அரை லிட்டர் பால் ஒரு ஹாஃப் கப் சர்க்கரை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வச்சு வச்சுக்கோங்க அதில் வந்து பால் விட்டுக்கலாம் கலக்கி விட்டுக்கோங்க நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கோம் இதை வந்து நல்லா பால் விட்டு கலந்துக்கோங்க நம்ம பால் விட்டு கட்டி இல்லாமல் கலந்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம கொதிச்சுட்டு இருக்கிற பாலில் நம்ம கலக்கலாம் இந்த சமயத்தில் நம்ம வந்து ஒரு ஆஃப் கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி கிரீமியாக இருக்குது நம்மளோட ஃப்ரூட் கஸ்டர்ட் பேஸ் வந்து நல்லா ஆறிடுச்சு இது வந்து ஒரு பவுலில் சேர்த்திக்கங்க ஆரஞ்சு ஆட் கிரேப்ஸு பனானா மாதுளம்பழம் நல்லா கலக்கி விட்டுக்குங்க நம்மளோட ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு பரிமாறினீங்கன்னா நல்லாயிருக்கும் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி உங்களை வந்து ரீச் பண்ணணும்னா நீங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching. Thank you.